நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிமையும் மேன்மையுமான நாளாக இருப்பதாக வாசிக்கலாம் இந்த நாளிலே கத்துடைய வாக்கு தத்துவத்திற்கு ஆதாரமாக சங்கீதம் பதினேழாவது அதிகாரம் எட்டாவது வசனம் அது சங்கீதக்காரனாகி தாவிது சொல்லுகிறார் கண்மணியைப் போல என்னை காத்திருளும் என்று சொல்லி பாருங்கள் இந்த தாவியினுடைய வாழ்க்கையில எத்தனையோ சத்துருக்கள் தன்னுடைய மாமனார் மனைவி உடன் பிறந்தவர்கள் எத்தனையோ சத்துருக்கள் அவனுக்கு ஒரு வசனத்தில் அவர் சொல்லுகிறார் என் சத்துருக்கள் என் தலைமயிரை பார்க்கிலும் அதிகமாய் பெருகி இருக்கிறார்கள் என்று அதன் மத்தியிலே தான் தாவிது சொல்லுகிறார் என்னை என்னுடைய கண்மணி போல காத்திரலும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் நம்மை காக்கிற தேவன் அவர் எப்படி நம்மை காக்கிறார் கண்மணி போல் அவர் பாதுகாக்கிறார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது தேவனுடைய பிள்ளையே அதான் உன்னை தொடுகிறவன் என் கண்மணி தொடுகிறான் என்று ஆண்டவராகிய தேவன் வேதத்தில் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார் நம்மை பாதுகாக்கிற தேவன் நம்முடைய பாதுகாப்பது நம்முடைய பாதுகாப்பிலே அதிக கரிசனையுள்ள கர்த்தர் நம்ம நம்மளை அவ்வளவு அருமையாய் நம்முடைய ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார் தான் இதில் சொல்லுகிறார் கண்மணி போல காத்திருள்ளும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் தம்முடைய கண்மணி போல நம்மை பாதுகாக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளே இந்த உலகத்திலே எத்தனையோ புல்லாப்புகள் இன்றைக்கு சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் ஆறிலிருந்து எட்டு வரை நீங்கள் வாசித்து பார்ப்பிருந்தால் அதில் அவர் சொல்லுகிறார் பகலிலே வெயில் இன்றைக்கு வெயில் நிமித்தமாய் வியாதி இரவிலே நிலவாகிலும் அது நிமித்தம் இன்றைக்கு வியாதிகள் போக்குவரத்துல இன்றைக்கு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை ஆனால் இந்த வசனத்திலே எட்டாவது வசனத்திலே சங்கீதம் நூத்தி இருபத்தி ஒன்னு எட்டுல எழுதப்பட்டு இருக்கிறது கர்த்தருனை எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது இது முதற்கொண்டு கர்த்தர் என்றென்றைக்கும் காப்பார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது எல்லா தீமைக்கும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் உங்களை அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளை இந்த வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது என்னை கண்மணி போல காத்துருளும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது நம்ம கண்மணி போல அவர் பாதுகாக்கிற தேவன் அவர் உங்களை பாதுகாப்பார் ஒருவனும் உங்கள் மீது கை வைக்க முடியாது தெய்வ பிள்ளைகளே நீங்கள் எதற்கும் யாருக்கும் பயப்படாதிருங்கள் ஒருவனும் உங்களை தொட முடியாது ஒருவனும் உங்கள் மீது கை வைக்க முடியாது ஏனென்றால் உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறார் தெய்வ பிள்ளைகளே அவர் நம்மை கண்மணி தம்முடைய கண்மணி போல நம்மை பாதுகாக்கிற கர்த்தர் நம்மை அவர் பாதுகாக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் இந்த நூத்தி இருபத்தி ஒன்றாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது இஸ்ரவேலை காக்கிறவர் என்று எழுதப்பட்டு இருக்கிறது அவர் யாரை காக்கிறார் என்றால் இஸ்ரவேலை காக்கிறவர் என்று தேவனுடைய பிள்ளைகளே ஒரு காலத்தில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை யாக்கோபை போல இருந்திருக்கலாம் யாக்கோபு என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் அநேக ஏமாற்றுக்கார அநேக காரியங்கள் சொல்வது உண்டு பாருங்களுடைய பழைய யாக்கோப்பினுடைய இஸ்ரேவேல் அவன் வாழ்க்கை இஸ்ரேவேலாக மாறின பிறகு அவனுடைய வாழ்க்கை வேற ஆனால் அதற்கு முன்பாக யாக்கோபு அவனுடைய வாழ்க்கையே மற்றவர்களை ஏமாற்றுவது அவனுடைய வாழ்க்கையை வேதனைக்குரியதாக இருந்தது ஒரு காலத்தில் நீங்கள் இப்படியும் இருந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு நீங்கள் இஸ்ரேவேலாக மாற வேண்டும் யாக்கோபு அல்ல நீங்கள் இஸ்ரவேல் என்றால் தேவ பிரபு என்று அர்த்தமாம் என்று எழுதப்பட்டு இருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேண்டும் கிறிஸ்தவம் என்பது அது எப்படியும் வாழலாம் என்று அது நமக்கு சொல்லவில்லை இப்படித்தான் வாழ வேண்டும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது அவருடைய கர்த்தருடைய கட்டளை என்னவோ கற்பனை என்னவோ அதன்படி நாம் நடக்க வேண்டும் அண்டவர் சொன்னார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்துவும் ஒரு வழி அல்ல இன்றைக்கு அநேகர் இயேசு கிறிஸ்துவும் ஒரு வழி என்றுதான் மற்ற தெய்வங்களைப் போல இயேசுவையும் ஒரு தெய்வமாக வைத்திருக்கிறார்கள் இல்லை இயேசுதான் வழி அவர் நமக்கு ஒரு நல்ல ஒரு முன்மாதிரிகளை இந்த பூமியில் நமக்கு வைத்திருக்கிறார் அதன்படி ஒரு தேவனுடைய பிள்ளைகள் வாழும் பொழுது அவர்கள் இஸ்ரவேலாக இருக்க முடியும் தேவனுடைய பிரபுவாக அவர்கள் ஜீவிக்கும் தேவனை போல தேவனை போல வாழும் பொழுது நம் தேவனுடைய பிள்ளைகளாக முடியும் அதுபடினாலே தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தெய்வீக மாற்றத்தை இன்றைக்கு தேவன் எதிர்பார்க்கிறார் யாக்கோபல்ல நீங்கள் இஸ்ரேவேலாக மாறுங்கள் உங்கள் மீது கத்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை உங்களுடைய குடும்பத்தையும் பாதுகாக்கும் உங்களை ஆண்டவர் இன்றைக்கு பார்த்து சொல்லுகிறார் என் கண்மணி போல உன்னை காப்பேன் என்று கற்று உங்களுக்கு சொல்லுகிறார் இந்த வாக்கு தத்துவத்தின்படி உங்களை ஆசிர்வதிப்பார்கள் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம் கிருபையும் இறக்கமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே இந்த நல்ல ஆசீர்வாதமான நாளுக்காக ஸ்தோதிரம் இன்றைக்கு எங்களோடு கூட நீ பேசுகிறேன் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லி ஆண்டவரே உன்னுடைய கண்மணி போல எங்களை ஒவ்வொரு நாளும் நீ பாதுகாப்பதற்காக ஸ்தோத்திரம் யாரை நீ பாதுகாக்கிறீர் இஸ்ரவேளை காக்கிறீர் என்று ஆண்டவரே ஒரு காலத்திலே எங்களுடைய வாழ்க்கை எப்படியும் இருந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு எங்களை அழைத்திருக்கிறீர் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர்கள் ஆண்டவரே நாங்கள் இஸ்ரவேலாக மாற நீர் எங்களுக்கு கிருபை செய்தருவதாக அண்டவரே நாங்கள் ஒரு பரிசுத்தமும் உமக்கு பிரியமுமான ஒரு வாழ்க்கை வாழ இது எங்களுக்கு கிருபை அனுக்கிரகமும் எங்களுக்கு நீர் செய்தருடுகிறார் உடைய பொற்பாதத்துக்குள் எங்களை தாழ்த்துகிறோம் உடைய நாமும் மகிமைப்படுத்தும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமே நாமே praise lord god bless you கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பதாக